ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः गुरुर्ब्रह्मा गुरुविष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் அன்பு வணக்கம் மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான மாசம் பகவானை நினைக்கிறதுக்குனே உள்ள மாசம் நம்ம பன்னெண்டு மாசத்துல ஆடி மாசம் புரட்டாசி மாசம் மார்கழி மாசம் எல்லா மாசமும் சிறப்பு தான் ஆனாலும் கூட மார்கழி மாசத்துல ஒரு சிறப்பு அதிகாலை தேவர்களுக்கெல்லாம் காலை நேரம் நமக்கெல்லாம் காலையில் எழுப்பணும்னா ரொம்ப உற்சாகமா இருக்கும் அப்படின்னு இருக்குமா ஒன்றும் இருக்க எத்தனை மணிக்கு எழுப்பணும் பொதுவாக நம்ம எத்தனை மணிக்கு எழுப்புவோம் ஏழு மணி கரெக்டாக சொன்னா ஏழு மணிக்கு எழுப்பணும் எழுப்பி படப்பட பல்ல தேய்ச்சிக்கிட்டு குளிச்சுட்டு ஸ்கூல் படிப்பா ஸ்கூல் இல்லை அதனால பிரச்சனை இல்லை அதில் பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை இல்லை அந்த பெரியவங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம வழக்கம் இதுவா இருந்தாலும் கூட பகவானை நினைக்கலாம் ஆனால் முன்னாடி காலத்துல அப்படி இல்லை இப்போ நம்ம அது மாதிரி ஆக்கிக்கிட்டோம் ஆனா மார்கழி மாசம் தேவர்களுக்கு அதிகார நேரம் பொதுவா பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம் நினைப்போம் அஞ்சு மணி நாலரை மணில இருந்து ஆறு மணி சரியா அந்த நேரத்தில் நம்ம கடவுளை வழிபட்டோம்னா அவருடைய அருள் நிறைய கிடைக்கும் மட்டும் இல்லை மாதிரி மாசம் இந்த ஓசோன்லாம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க அது நமக்கு காலை நேரத்தில் நம்ம இந்த மாதிரி வெளியில வரும்போது அந்த காற்று பட்டு நமக்கு ரொம்ப நன்மை செய்யும் அது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அது ஆன்மீகத்துக்கும் சரி நம்ம உலகத்துல சந்தோஷம் வாழறதுக்கும் சரி அது சிறப்பாக இருக்கும் மார்கழி மாசத்துல இன்னொரு விசேஷம் சிவனுக்கு மட்டும் இல்ல விஷ்ணுக்கு சிறப்பு அப்படிதானே அதனாலதான் திருப்பாவி திருவம்பாவை ரெண்டுமே பாடுற பழக்கம் இருக்கு நம்ம காலையில எல்லாரும் ரொம்ப சமையல படுத்து தூங்கக்கூடாது காலையில எழுதி பகவானை நினைக்கணும் அப்படின்றதாக வேண்டியே ஆண்டாலும் மாணிக்க வாசகரும் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி இருக்காங்க அப்படிதானே அதே மாதிரி நம்ம கலை நாங்கள் கோவில தீபாவளி நேரத்தில் ஒரு பையன் ஒரு சின்ன பையன் ஒரு மூணு வயசு நாலு வயசு பிள்ளைங்க ஒரு அம்மா மடியில் உட்காந்துட்டு இருந்தாங்க அவன் கேட்டா இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கூட நாலு மாதம் முடியுது நம்ம பாட்டெல்லாம் பாடி முடிச்சிருவோம் இப்போ நம்ம நாளைக்கெல்லாம் பாட மாட்டோமா அப்படின்னு கேட்டா அவ்வளோ உற்சாக அந்த பையன் சின்ன பையனுக்கு ஏன்னா தினசரி வந்து பழகி இருக்கும் அந்த அம்மா சொன்னாங்க இல்லைங்க அடுத்த வருஷம் தான் நம்ம பாடும் அடுத்த வருஷம் தான் பாடுவோமா அப்படின்னு கேட்காங்க இல்லையா அப்போ நம்ம ஒரு பழக்கத்தை பழகணும்னா அதுல நமக்கு ஒரு சந்தோஷமும் இயல்பா வரும் அதுவும் பகவானுக்கு நம்ம கடவுளை நினைச்சு போகும்போது என்ன ஆகும் ரொம்ப சிறப்பா இருக்கும் எனவே நம்ம கடவுளை நினைக்கணும் கடவுளை நினைச்சு என்ன கிடைக்கும் நம்ம எல்லாம் வந்து வழிபாடு பண்றோம் கடவுளை வந்து வழிபாடு பண்ணணும் பகவானை நினைக்கணும்னு சொல்றோம் கடவுளை நினைச்சு வழிபட்டா இல்ல சாமி கும்பிட்டா என்ன கிடைக்கணும் நமக்கு எல்லாம் எதனால நம்ம சாமி முதல்ல கும்பிடணும் எல்லாரும் நல்லா நல்லது நடக்கணும் அப்படிதானே அங்க பெரியவங்க என்ன சொல்றாங்க எல்லாரும் போய் சாமி கும்பிடணும் சாமி கும்பிடணும் இல்லை நல்லது நடக்கணும்னு சொல்றாங்க அதெல்லாம் சாமி கும்பிடுறோம் சிலவங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம இருக்கும் இல்லை ஏதாவது நினைச்சு நடக்காம இருக்கும் நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க அவங்க வீட்டில் அவர் இறந்துட்டார் மூணு பொம்பளை பிள்ளைங்க அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நாற்பத்தி ஒரு நாள் முடிச்சு நான் நேரில் போய் பார்த்தோம் அப்போ அவங்க வந்து சில சில விஷயங்கள் பேசிட்டு ஆறுதலாக பேசணும் அவங்க தினசரி சிவன் கோயில் போகக்கூடியவங்க சனிக்கிழமை போனால் அங்கே விளக்கெல்லாம் போடுவாங்க அவங்க மூணாவது கூட சொல்கிறாங்க அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர் இறந்தப்போ சிவனே என்னை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி தான் அழுதாங்க ரொம்ப விசேஷம் நம்ம பெண்களுக்கு யாராவது இறந்துட்டாங்கன்னா ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டே இட மாட்டாங்க சிவருமானே எப்படி சோதிச்சுட்டே இருந்து அழுவாங்க இல்லை கடவுளே என்னை எப்படி சோதி அழுவாங்க அந்த நேரத்துல இறந்த நேரத்துலயும் கண்ணுக்கு ரொம்ப பிரியமானவங்க போனவங்களுக்கு கூட யாராவது கூப்பிடுவாங்க கடவுளே என்னை இப்படி பண்ணிட்டே தான் கூப்பிடுவாங்க அப்ப அந்த அம்மா அப்படி அழுதப்ப அந்த பிள்ளை கேட்டாங்க மூணாவது பிள்ளை கேட்டாங்க நம்ம அப்பா அவர் எழுதுக்காரு திருப்பி நீ அவரை கூப்பிடுற ஏன் சிவபெருமனை கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவங்க நிறைய பேர் இப்படிதான் இருக்கும் விவேகன் சாமி அவங்க அப்பா இறந்து டைம்ல விவேகன் சாமி சாமி கும்பிடும் போது அவங்க அம்மா அவங்க அவங்க அம்மா தான் அவங்க பக்தியெல்லாம் ஊட்டி வளர்த்தது ஆனாலும் கூட அவங்க அம்மா சொன்னாங்களா நம்மள எப்படி கடவுள் சோதனை பண்ண அந்த நேரத்தில் எதுக்கு நீ கடவுளை கூப்பிடணும் அவங்க அம்மா சொன்னாங்க அப்ப நமக்கு வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டங்களை தெரிஞ்சிருந்து நம்ம என்ன பண்றோம் சாமி இல்லைன்னா சாமி கும்பிட நம்ம எல்லாரும் சாமி தேடுவோமா நினைச்சு பார்ப்போம் தேடுவோமா தேட மாட்டோம் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது நம்ம சொல்லுவோம் சிவபெருமானே எனக்கு கண்ணு இல்லாத எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்க அப்படி சொல்லி நம்ம தாராளமாக கேட்போம் சந்தோஷம் மட்டும் வந்துட்டு இருந்தா நம்மளை பிடிக்க முடியாது இப்போ வய வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கு கஷ்டம் நம்ம கொண்டு போகும் இல்லையா சாமி பிரார்த்தனை பண்ணுவோம் கஷ்டம் யாருக்கெல்லாம் இருக்கு பெரியவங்களுக்கு மட்டும் கஷ்டம் பண்ணா சின்ன பிள்ளைங்களும் கஷ்டம் இருக்கா சின்ன பிள்ளைங்க கஷ்டம் இருக்கா என்ன கஷ்டம் இருக்கு என்ன கஷ்டம் அம்மா எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தரணும் நம்ம சாமியில கேட்போம் இன்னைக்கு எனக்கு ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சர் வரவே கூடாது இல்லையா அப்படியெல்லாம் கஷ்டம் இருக்கு சின்ன பிள்ளைங்க பெரியவங்க தான் கஷ்டம் கிடையாது பெரியவங்களுக்கு சம்பாதிக்கணும் குழந்தை குடும்பத்தை காப்பாற்றணும் நோய் வருது நோயை மாற்றணும் அப்படியெல்லாம் கஷ்டம் ஆனா கஷ்டங்கள் யாருக்கெல்லாம் இருக்குன்னா பிறந்ததுல இருந்தே கஷ்டம் இருக்கு இந்த உடம்பு எடுத்தாலே கஷ்டம் தான் அதனாலதான் மாணவி வசதி சொல்ல நம்ம பரவாயில்லை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஏன் வாழ்க்கை கஷ்டம் வருது நம்ம இந்து மதம் தெளிவா சொல்லுது ஏன் வாழ்க்கையில் கஷ்டம் வருது ஆனா அந்த கஷ்டத்தை நம்ம சந்தோஷமா மாத்திக்க முடியும் காலையில எழுப்பி இந்த மார்கழி மாசம் காலையில எழுப்பி நாலு மணிக்கெல்லாம் குடிச்சிட்டு வர்றது ரொம்ப ஈஸியான வேலையா இல்ல அம்மா குடிச்சு விழி விழி எழுப்பணும் கோயிலுக்கு போ நீ திருப்பாவை படணும் திரும்பாவை படணும் போ சொல்லி அம்மா எழுப்பணும் இல்லையா எழுப்பும் போது ரொம்ப சந்தோஷமா எழுப்புவோமா இந்த பக்கம் மட்டும் அந்த பக்கம் படுத்து படுக்கும் இல்லையா ஆனா இந்த கஷ்டத்தை அங்க போய் கடவுள் பாடணும் சாமியை பாடணும் இல்லையா சாமியை பாடணுன்றதால நம்ம சந்தோஷமா இருக்கணும் அதனால நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம நடக்கிறோம் அதை எல்லாத்தையும் கடவுளோட கடவுளோட கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சாங்க ஒரு சின்ன பிள்ளை இருக்கா அவன் ஸ்வீட் பார்த்துக்கிட்டே எப்படி சாப்பிடுவான் ஆனா அந்த குழந்தை சொல்ல கேட்க மாட்டான் ஸ்வீட் சாப்பிடுவான் சாப்பிடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டான் எப்படி சாப்பிடுவான் ஆனா அந்த ஸ்வீட்டை நம்ம கடவுளுக்காக படைக்கணும் படைச்சவங்க தான் சாப்பிடணும்னு சாப்பிடுவோமா உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலமின்றி அங்க பழஞ்சொல் புதுக்குமை மச்சத்தால் எங்கள் பெருமான் உமக்கொன்று உரைக்கும் சிவபெருமணி கேட்கிறான் நான் வாங்கிட்டு ஒன்று சொல்ல போறேன் என்ன சொல்றாரு எங்கள் உனக்கல்லாது எப்படியும் செய்ய இருக்க இல்லையா அப்ப என்ன பண்ணணும் கையில கையில் என்ன பண்ணணும் ஒண்ணுமே செய்ய முடியாது என்ன செய்யணும் சிவபெருமான் மட்டும்தான் பண்ணிக்கணும் அப்ப என்ன பண்ண சாப்பிடக்கூடாது கையை வச்சு அப்படித்தானே இல்லையா அது வேணுமா சிவனோடு மாணிக்கவாசன் சொல்ற எங்கை உனக்கல்லாத எப்பொழுதும் செய்யிருக்க உனக்கு தான் இந்த கை வேலை செய்யணும் வேற யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா இந்த கை என்ன பண்ணக்கூடாது சாப்பிட கூடாது கங்குல் எங்க மற்றொன்றும் காண இருக்க இல்லையா என் கண்ணு ஒன்றை தவிர ஒன்றும் பார்க்கக்கூடாது எப்போ ராத்திரி பகலும் இல்லை பகலில் மட்டும் பார்த்துக்கிட்டு ராத்திரியாவது வேற யாராவது பார்க்கலாமான்னு கேட்டாக்கா மாணிவாசன் என்ன சொல்றார் மற்ற ஒன்றும் காணுக்க இந்த கண்ணை வந்து வேற ஒன்றும் பார்க்கக்கூடாது இப்ப கையை வேற ஒன்றும் செய்யக்கூடாது கண்ணு வேற ஒன்றும் பார்க்கக்கூடாதுன்னா இப்போ எப்படிதான் இருக்கிறது சிந்தனை பண்ணி பார்த்துருக்கீங்களா நம்ம பாட்டு பாடும் இல்லையா அப்போ எதாவது மாதிரி வசதி பாடினா நம்ம சிந்தனை பண்ணணும் கையை கொண்டு வேற ஒன்றும் செய்யக்கூடாதுன்னா அவங்க பிரார்த்தனை ஒன்று கொண்டு உரைப்பும் கீழ் அப்படின்னு சொல்ற ஆனா அதுக்கு அர்த்தம் நம்ம என்னன்னா நம்ம செய்யற வேலையெல்லாம் சிவபெருமானுடைய வேலையே செய்யணும் சாப்பிடுறது எதுக்காண்டி சாப்பிடணும் எல்லாம் சூப்பரா இருக்கு டேஸ்டா இருக்கு நல்லா காலம் சூப்பரா இருக்கு இன்னும் ரெண்டு இட்லி கூட வை அப்படி சொல்லி சாப்பிடணும் அப்படிதானே அப்படி இல்லை சாப்பிடுறது எதுக்குதா அது சிவபெருமானுக்கு தான் நீ என்ன வேலை செஞ்சாலும் அது சிவபெருமானுக்கு தான் கடவுளுக்கு தான் அந்த ஒரு மனோபாவத்தை நம்ம வளர்க்கணும் ஆனால் தான் சொல்றேன் என் கை உனக்கல்லாத எப்ப நீயும் செய்யத்த என் கை உனக்கல்லாத வேற ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா நம்ம எல்லா வேலையும் கடவுளுக்கு அர்ப்பணமாக பண்ணணும் நம்ம சாப்பிட்றதுக்கு கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணுறது இல்லையா நம்ம நாக்கு டேஸ்டாக இல்லை சாப்பிடணும் அப்படி அப்படி இல்லை பெரிய என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடவுள் எல்லாத்தையும் நிறைஞ்சிருக்கார் ஈஷாவாசியம் சர்வம் கடவுள் எல்லாத்தையும் நிறைந்தவர் இப்போ நமக்குள்ள கடவுள் இருப்பாரா இருப்பாரா இருப்பார் இப்போ நமக்குள்ள இருக்கிற கடவுளுக்கு நம்ம என்ன பண்றோம் சாப்பாடு கொடுக்கும் இட்லி சாப்பிட்றது நம்ம வயல நம்ம பசிக்கு நம்ம டேஸ்ட் இல்லை எதுக்கு நமக்குள்ள கனவு இருக்கு அதை நம்ம பிரமாத்மன்னு சொல்லி சாப்பிடணும் சாப்பிட்றோமா பிரமாத்மன்னு சொல்ற பழக்கம் இருக்கா இல்லைன்னா என்ன சொல்லுவோம் சரி சாப்பிட முன்னாடி எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும்னு சொல்லி பாட்டு அது பாட்டெல்லாம் சொல்லி சாப்பிடணும் என்ன காரணம் சிவபெருமான் நமக்கு சாப்பாடு கொடுக்குற அப்படி நினைச்சு சாப்பிட நம்ம உள்ள இருக்கிற சிவனுக்கு நம்ம சாப்பிடணும் அப்ப நம்ம சாப்பிடுறது எதுக்குதான் எங்கே உனக்கல்லாத எப்படியும் செய்துக்கலாம் நம்ம சாப்பிடுறது கூட நமக்கு நமக்காக வேண்டி இல்லை அது சிவபெருமானுக்கு வேண்டி நம்ம நம்ம வேலை செய்யணும்னா பண்ணிக்க வேண்டியதான் அதனால்தான் ஆதிசங்கரர் சொல்வார் ஒரு உயர்ந்த மனோபாவனையே இருக்கும்போது என்ன ஆகுனா நம்ம நடக்கிறது சாமான சாதாரண நடக்கும் இல்லையா நடக்கிறது என்னன்னா உன்னோட கோயில சுத்தி வரதா இருக்கணும் நான் நிறைய வேலையும் செய்வேன் வேலை செய்யும் போது என்ன அப்படி பண்ணது என்ன பண்ணா சந்தோஷமா இருக்க முதல்ல கேட்டேன் இல்லையா சாமி கும்பிட்டா என்ன கிடைக்கும் எதாவது சாமி கும்பிடுறான்னு கடவுளை வழிபட்டா நம்ம என்ன கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மாணிக்காசு திருப்பி சொல்ற கடவுள் கும்பிட்டா என்ன கிடைக்கலாம் மயிர்கால் தோறும் அமுக அள்ளூரின்னு சொல்றார் ஒவ்வொரு மயில் தோற வழியாகவும் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம துக்கப்பட மாட்டோம் நம்ம துக்கப்படணும்னா என்ன காரணம்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குன்னு நம்ம கஷ்டத்தையும் சந்தோஷமா மாற்ற முடியும் வணக்கமா சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா என்ன ஆகும் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே இல்லையா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிது சந்தோஷமா இல்லையா சந்தோஷம் தானே இன்னும் சந்தோஷமாவும் எடுத்துக்கலாம் அதாவது துக்கமாகவும் எடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் எடுத்தால் துக்கம் வரும் கஷ்டம் வருமா செலவுகளுக்கு கஷ்டம் என்ன கஷ்டம்னா ஆயிரம் ரூபாய் தானே கொடுத்தாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே ஆயிரம் ரூபாய் கிடைச்சி சந்தோஷம் வரணும் ஆயிரம் ரூபாய் கிடைச்சது சந்தோஷம் வரணும் ஆனா அவனுக்கு என்ன அவன் பாவம் பாவம் பண்ணிருக்கான் என்ன பண்ணா அதான் அவனுக்கு துக்கம் வருது ஆயிரம் ரூபாய் கிடைச்சாலும் அவனுக்கு துக்கம் வருது என்ன துக்கம் வருது ஆயிரம் ரூபாய் தான் கிடைச்சது பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்காரு அப்போ நமக்கு கிடைக்கிற வாழ்க்கையில எது நல்லது எது சந்தோஷம் கொடுத்து எது கெட்டது எது துக்கம் கொடுக்குன்றதுலாம் கிடையாது நம்ம மனோபாவம் எப்படி இருக்கணும்னா எல்லாத்தையும் சந்தோஷமா எடுத்துக்கிற மனோபாவத்தில் இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை எப்போ சந்தோஷம் அது எப்போ கிடைக்கலாம் அது நம்ம என்ன பிரார்த்தனை கடவுளே நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்பேன் நீ என்ன பண்ணுவோம் கேட்கறதெல்லாம் கொடுத்துட கூடாது ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ணி கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் இல்லையா ஆனா திருநாவுக்கரசர் சொல்ற நான் கேட்கறதெல்லாம் நீ கொடுக்குறாங்க அப்ப என்ன பண்ணணும்னா எனக்கு எது நல்லதோ அது எனக்கு கொடுக்கணும் பகவானே சொல்லி பிரார்த்தனை பண்றாரு அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வாழ்க்கையில் எது கிடைச்சாலும் கடவுள் கொடுக்கறதா அந்த நமக்கு நினைவு இருந்ததுன்னா நம்ம எது வந்தாலும் கஷ்டப்பட மாட்டோம் நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் சாமிக்கு பழம் தேங்காய் எல்லாம் கொண்டு போவோம் தானே கொண்டு போய் பழக்கிறது தானே கொண்டு போவோம் அங்கே உள்ள கொண்டு போக அதுக்கு பேர் என்னது தேங்காய் பழம் எல்லாம் லட்டு எல்லாம் அதுக்கு பேர் அது அதே கொண்டு போய் உள்ள கொண்டு சாமிக்கு படைச்சி நிவேதனம் ஆன பிறகு அது வெளியே வந்து அதுக்கு பேர் என்னது பிரசாத் கரெக்டா சொன்னாங்க அது போய் மரம் நம்ம தேங்காய்னு சொல்ல மாட்டோம் லட்டுன்னு சொல்ல மாட்டோம் பழம்னு சொல்ல மாட்டோம் அது பேர் என்னன்னா பிரசாதம் இல்லையா அங்க சாமிகிட்ட போயிட்டு வந்தது அது பேரு பிரசாதம் தான் அது நம்ம அது லட்டுன்னு சொல்ல மாட்டோம் இல்ல தேங்காய்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரி நம்ம சொல்றாங்க என்ன சொல்றாங்க நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களை என்ன பண்ணலாம் எங்க போவோம் பாவ புண்ணியங்களா சாமி போவோம் நம்ம நம்ம இறந்த பிறகு நம்ம உடலை வெட்ட பிறகு நம்ம பாவ புண்ணியம் எங்க போவோம் சாமிக்கு போகும் அங்க போனதுக்கு நம்ம செஞ்ச பாவத்துக்கு இந்த கேட்டபடி ஒரு திருப்பி கடவுள் நம்மளை திருப்பி படைப்பார் அப்படிதானே இல்லையா அந்த மாசம் திரும்பியே அப்போ நம்ம திரும்பி வரும்போது நமக்கு என்னதான் வரும் கடவுள் தான் திருப்பி கொடுக்குற நம்ம செஞ்ச பாவத்துக்கு தக்க நம்ம என்ன பண்ற மனுஷ ஜென்மம் கொடுக்குறா இல்ல மிருக ஜென்மம் கொடுக்குறா ஏதாவது கொடுக்குற மனுஷனா பிறந்திருக்கிறோம் அப்ப என்ன ஆகும் நம்ம பாவத்துல கடவுள்கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் வரும் இல்லையா இப்போ ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகும் நம்ம என்ன சொல்றோம் ஐயோ கஷ்டம்னு சொல்றோம் உண்மையில கஷ்டமா இல்ல என்ன அதுக்கு பேரு பிரசாதம் அப்படி முயற்சி பண்ணாக்கா அது நமக்கு எப்போ சந்தோஷமா இருக்கும் சொல்றாங்க இல்லையா இன்பமே இன்னாலும் ஒரு நாளையும் ரெண்டு நாளையோ இல்ல என்னாலும் துன்பம் இல்லை நமக்கு கஷ்டமே கிடையாதுன்னு சொல்றாங்க அதனால நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம நல்ல மனசு தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில கஷ்டம் வருது நல்ல வருது எல்லாமே வருது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எல்லாமே கடவுள் கொடுத்த பிரசாதம் அவரால் வந்து கொடுக்க மாட்டார் என்னன்னா உங்களுக்கு நன்மை தெரியல கடவுட்ட போயிட்டு நம்மகிட்ட ரிட்டர்ன் வருது நம்ம பிரசாதம் எடுத்துட்டோம்னா சந்தோஷமா இருக்கலாம் அதான் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நம்ம சந்தோஷமா வைக்க முடியும் கஷ்டமாவும் இருக்கணும் வாழ்க்கையில் கஷ்டமே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவான் பலாறு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து வந்தோடனே பார்த்தா டேய் எப்படி இங்க வந்து அடிச்சு ஒரு அடிச்சு எல்லாம் வலிக்கும் அடிச்சா ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அவன் அடிச்சு வலிச்சாலும் கூட இருக்கணும் சிரிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கா நீ எப்படிடா வந்து கேட்க ரொம்ப நாளாச்சு பார்த்துட்டு அவனை கட்டி பிடிச்சி அவனை ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கும் அடிக்கிறது மதிக்கிறது எல்லாம் கஷ்டம்தான் ஆனா நமக்கு பிடிக்காத ஒரு ஆளு நம்மள பார்த்துட்டு ஒரு பார்வை பார்த்தாலே போதும் என்ன நமக்கு கோவம் வருது என்ன அப்படி சேரஞ்சு பார்த்துட்டாங்க அப்படி கோவம் வருது இது பார்க்கறது மட்டும் புத்தகத்தில் சொன்னாக்கா அவங்க பெரியவங்க சொல்ல ஒரு உயர்ந்த தத்துவத்தை சொல்லியிருக்காங்க அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படி கிடைச்சுன்னா என்ன பண்ணலாம் என்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம் அதே பெரியவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம எல்லாம் வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழ்க்கையில என்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தோட வாழணும் பிறந்தவங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான் வேணும் யாருக்காவது கஷ்டம் இருக்குங்கிறோமா இல்ல ஆனா அந்த கஷ்டத்தை நம்ம சந்தோஷமா இருக்கட்டும்னா வாழ்நாள் முழுக்க நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படி ஒரு சந்தோஷத்தை நமக்கு சிவபெருமான் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் வணக்கம்